கிறிஸ்துவுக்கள் அன்புக்குரிய என் அன்பு நட்ப நண்பர்களே சொந்தங்களே ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் வாடிக்கையாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அன்பு பெற்றோர்களே இளைஞர்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இது டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் என்றாலே குளிர் பனி கார்த்திகை மாசத்தினுடைய அந்த தீப ஒளிகள் மார்கழி மாதத்தினுடைய பனி துளிகள் எல்லாமே நமக்கு நினைவு வரும் அதை அனுபவிக்கிறோம் அதோடு கூட நாம அனுபவிக்க வேண்டிய இன்னொரு அனுபவம் திருவருகை காலம் திருவரகை காலம் என்பது ஒரு அற்புதமான அனுபவம் ஈராயிரம் ஆண்டுகளாக மெஸ்ஸியா பிறக்க வேண்டும் என இஸ்ராயல் மக்கள் அவளோடு காத்து தயாரித்து வந்த அந்த அனுபவங்களை இந்த திருவருகை காலத்தின் மூலமாக நாமும் அனுபவிக்க இருக்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே அன்புக்குரிய என் அன்பு நண்பர்களே கிறிஸ்மஸ் குடில் ஜோடிக்க ஆரம்பிச்சாச்சா பிளான் பண்ணிட்டீங்களா டிசம்பர் மாதம் தொடக்கத்திலேயே ஒவ்வொரு வீட்டிலுமே ஸ்டார் தொங்கணும் நட்சத்திரம் நம்ம வீட்டுக்கு மேலேயும் இருக்கணும் வீட்டுக்கிட்டையும் இருக்கணும் ஏனென்றால் அதுதான் நம்மை வழிநடத்துகிறது என்ற அனுபவம் ஏசு இந்த இடத்தில்தான் பிறந்திருக்கிறார் என்பதை அடையாளம் காட்டிய அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் ஆக ஒன்றாந்தேதி முதலே நாம் அதை நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தெரியும்படி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் கிறிஸ்மஸ் வரைக்குமாக நாம் அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும் அன்புக்குரியவர்களே இது அருமையான அனுபவம் இது திருச்சபை நான்கு வாரங்களை நாம் கொடுத்திருக்கிறது திருவரங்கை காலத்தில் அற்புதமான ஒரு தயாரிப்பு பல சிந்தனைகளை கொடுத்து தியானிக்க நம்மை அழைக்கிறது அதோடு கூட நாம் வெளி அடையாளங்களையும் வெளி அலங்காரங்களையும் உள் அலங்காரத்தையும் நாம் தேட வேண்டும் அல்லது நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் எனவும் நமக்கு தெளிவுறுத்துகிறது விளையாட அடைய அடையாளங்கள் இந்த அலங்காரங்கள் தயாரிப்புகள் கிறிஸ்மஸ் குடில் நட்சத்திரம் இந்த திருவருகை காலத்தினுடைய சிந்தனைகளை நோக்கிய நோக்கிய பயணம் இவைகள்லாம் வெளி அடையாறங்கள் ஏன்னா உலகத்தையே காத்த கடவுள் மனிதனாக பிறக்க போகிறார் அந்த அனுபவத்தை நாம இந்த உலகத்தை இந்த நேரத்தில் நம்ம அனுபவிக்க போறோம் நாமும் பார்க்க போகிறோம் அந்த அனுபவத்துக்குள் நாம் செல்ல போகிறோம் அதுதான் உண்மை ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் தயாரிப்பு என்பது அற்புதமான தயாரிப்பு இராயிரம் வருடங்களாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடியாத கடவுளை புதிய ஏற்பாட்டிலே நாம் கண்கூடாக காண்கிறோம் இம்மானு வேலாக நம்மோடு கடவுளாக நம்மை போன்று வாழ்ந்தவராக நம்மோடு நம்மோடு வாழ்ந்த கடவுளாக வாழ்கின்ற கடவுளாகவும் அனுபவிக்கின்ற அற்புதமான இனிமையான ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது கன்னி ஏந்த செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே அற்புதமான பாடல் அமன்புக்குரிய சகோதர சகோதரி நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் விண்ணகம் மகிழ்கிறது மன்னகமும் மகிழ வேண்டும் ஆக இந்த தயாரிப்போடு ஒரு உங்களிடம் ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கிறிஸ்து பிறப்பின் அனுபவங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவி அனுபவித்த நிறைய பேர் அல்லது இயேசு பிறந்ததை அந்த அற்புதமான நிகழ்வை அனுபவித்த அன்னை மரியாள் சுசையப்பர் வானதூதர்கள் இடையர்கள் மூன்று ராஜாக்கள் மற்றும் அந்த இஸ்ராயல் மக்கள் ஆக இப்படியாக அனுபவித்த அந்த அனுபவத்தை எல்லாம் நாம ஒவ்வொரு வருடமும் அனுபவிக்க இருக்கிறோம் அவ்வளவு அற்புதமான இனிமையான ஒரு அனுபவம் கடவுள் மண்ணிலே பிறந்தது என்பது அன்புக்குரியவர்களே அந்த அனுபவத்தை பிரான்சிஸ் அசிசியார் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இன்னொரு வருஷத்துக்கு முதல் கிறிஸ்மஸ் நாளன்று அந்த இரவு இத்தாலியிலே அசிசி மாநகரத்திலே இருக்கிற ஒரு ஒரு சிறிய வில்லேஜ் அல்ல சிறிய கிராமத்திலே கிரேச்சியோ என்ற இடத்திலே அவர் அந்த இயற்கையான சூழ்நிலையிலே ஆடு மாடுகளோடு அந்த மாட்டுக்கொடியிலே மெழுகுவர்த்தியால் ஆன அவர் இயேசுவினுடைய ஒரு அந்த குழந்தை உருவத்தை தாங்கி சென்று மகிழ்ச்சியோடு அந்த குடிலை ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக தத்ரூபமாக அந்த இருக்கின்ற அந்த மாடு மாட்டுக்குடை மாட்டு கொட்டியலிலே ஆடு மாடுகள் இருக்கின்ற இடத்திலே கொண்டு சென்று அந்த குழந்தையை வைக்கிறார் அந்த மெழுகுத்தியானால் ஆன அந்த மெழுகு அந்த சிலை அல்லது உருவம் அந்த குட்டில் கொடிலில் வைக்கின்ற பொழுது குழந்தையாய் மாறி சிரித்ததாய் அங்கு இருந்த சகோதரர்கள் சாட்சியம் சொல்லியிருக்கிறார் அவ்வளவு தத்ரூபமான அனுபவங்களை அனுபவித்தவர் பிரான்சிஸ் அசிசியார் எண்ணூறு வருடத்தை கொண்டாட போகிறோம் இந்த வருடமானது எண்ணூறாவது ஆண்டு தொடக்கத்தின் விழா இந்த கிறிஸ்மஸ் குடில் ஆரம்பித்த பிரான்சிஸ் அசியாரால் செய்யப்பட்ட உலகம் முழுக்க திருச்சபீத்தம் மிக அற்புதமான கொடையை நாம் இந்த வருடம் கொண்டாட போகிறோம் அவர் ஆரம்பித்து வைத்த அந்த அனுபவத்தை தான் நம்ம வருடம் வருடம் இல்லங்களில் செய்கிறோம் அது ஒரு பாரம்பரியம் கிறிஸ்துவ திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு அனுபவம் பல விதங்களில் நாம் ஜோடிக்கலாம் பல சிந்தனைகளோடு பல எண்ணங்களோட நம்முடைய கலாச்சாரத்தை இணைத்தெல்லாம் ஜோடிக்கலாம் பாருங்க அது அந்த குடியில மாபெரும் அந்த கடவுள் பிறந்த அந்த அனுபவத்தை குடிலாக மாட்டுக்கொட்டிலாக நாம் அனு அலங்கரித்து நாம் அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு வீட்டிலும் அதை கொண்டாடணும் ஒவ்வொரு வீட்டிலும் அதை தயாரிக்கணும் இன்று என் வீட்டில் ஆண்டவர் பிறக்கிறார் என்கின்ற அனுபவத்தை நான் உணர வேண்டும் இல்லை எங்கள் வீட்டில் செஞ்சதே இல்லை நான் செய்ய மாட்டேன் எங்கள் குடும்பத்தில் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லை அப்படி கிடையாது அழகா இருக்கணும் வீடு பெருசாக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு சின்ன இடத்துல மாட்டு தொட்டிலில் தான் மாட்டு கொட்டிலில் தான் ஆண்டவர் பிறந்தாருங்க அந்த அனுபவத்தை நம்ம வீடுகளில் நாம் இருக்கிற சூழ்நிலையில நம்ம அனுபவ வாழ்க்கையோடு சேர்ந்து அதை உருவாக்கி கொண்டாட வேண்டும் அர்த்தமுள்ள விதத்தில் இரண்டாவது உள் அடையாளத்தை நாம் தயாரிக்கணும் உள் ஆன்மாவை தயாரிக்கணும் அது வெளி அடையாளம் குடில் ஜோடிக்கிறது வீட்டை சுத்தப்படுத்துறது அலங்காரம் பண்ணுவது எல்லாம் உள்ளமும் உள்ளத்தையும் நாம் அலங்காரம் செய்ய வேண்டும் உள்ளத்தில் நட்சத்திரம் எரியணும் உள்ளத்திலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்க வேண்டும் உள்ளத்தில் இருக்கிற அந்த இடங்களும் சுத்தமாக்கி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் என் உள்ளத்திலும் என் வாழ்விலும் இயேசு பாலன் பிறக்கணும் பாவசங்கள் செய்யணும் துப்புரவாக்கணும் என் பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக தான் அவர் பிறந்தார் அது எனக்கு தெரியும் அதை அனுபவித்திருக்கிற படிச்சிருக்கிற தெரிஞ்சிருக்கிற நம்புற ஆகவே அந்த கிறிஸ்து பிறப்பு என் வாழ்வில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என் வாழ்வில் ஒரு புதினத்தை அது உருவாக்க வேண்டும் கிறிஸ்து என் வாழ்வை மாற்றுவதற்காக நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக கடவுளின் பிள்ளையாக மாறுவதற்காக அவர் தன்னையே மறுத்து இந்த உலகத்துல ஏழையாக என்னை போன்று வாழ்வதற்கு வந்தார் என்ற அனுபவத்தை நான் சுவைக்க வேண்டும் அப்போ நான் தயாரிக்கணும் உள்ளத்தையும் தயாரிக்கணும் நான் துப்புரவாக்கணும் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும் ஒவ்வொரு வருஷாதனத்தை நான் பயன்படுத்தணும் ஒவ்வொரு வருஷாதனத்தில் நான் நுழைய வேண்டும் வெளியே வர இதில் தயாரிப்பெல்லாம் சேர்ந்து கொண்டாடும் போது அற்புதமா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் செமையா இருக்கும் நல்லா கொண்டாடலாம் மகிழ்ச்சியா கொண்டாடலாம் புரிஞ்சு வரீங்க இந்த வருஷம் அசிசியார் அனுபவித்து கொண்டாடிய அனுபவித்து தயாரித்த அந்த மாட்டு கொட்டியில என் வீட்டிலும் இன்று நான் தயாரிப்பதற்கு ஆயத்தமாக்குவேன் அழகா ஜோடிங்க ஆண்டவரை பிறக்க செய்யுங்க பிள்ளைகளை காமிங்க என்னென்ன வரும் தலைமுறைக்கு நிறைய விஷயம் தெரியறதில்ல அதனால நாம் பெற்ற அனுபவ அனுபவத்தை நாம் கண்டதை என் சந்ததிகளும் அறிந்து கொள்ளணும் என்கின்ற வகையிலே அவைகள் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட விடணும் பிள்ளைகளையும் ஜோடிக்க விடுங்க வீட்டுக்குள்ளே அலங்காரம் செய்யுங்க நட்சத்திரத்தை எரி எரிய விடுங்க மார்கழி மாதத்தில் அருமையான அந்த அனுபவத்தில் இருக்கும் கார்த்திகை மாதத்தில் தீப ஒளியை கொண்டாடுவோம் இயேசுவே ஒளி நானே உலகின் ஒளின்னு சொன்னார் ஆகவே விளக்குகளை ஏற்றி வைங்க வீட்டுக்கு வெளியே வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் அந்த அனுபவம் கிறிஸ்து இந்த உலகத்திலே மீண்டுமாக ஒளியாக பிறந்து வெளிச்சமாயின் என் வாழ்வை மாற்றட்டும் என்று சொல்லி ஜபிப்போம் கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் என் அன்பின் பரலோக தந்தையே இந்த அருமையான நாளிலே இந்த காலத்திலே திருவருகை காலத்திலே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே பிறந்த அற்புதமான அந்த அனுபவத்தை கொண்டாட எங்களுக்கு இந்த ஆண்டையும் தந்ததற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அர்த்தமுத உள்ள அர்த்தமுள்ள விதத்தில் நான் கொண்டாடுவேன் பிரான்சிஸ் அசிசியார் எளிமையின் சகோதரர் ஏழைகளின் காதலர் நற்சீதின் மதிப்பீடுகளை உணர்ந்து வாழ்ந்தவர் அணு அணுவாக ரசித்து வாழ்ந்தவரை வழியாக நாங்களும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை அனுபவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அந்தவரை நீர் எங்கள் உள்ளத்திலும் பிறந்து எங்கள் வாழ்வை மாற்றும் எங்கள் குடும்பத்திலும் நீர் பிறந்து சமாதானத்தை கொண்டு வரும் நீர் எங்கள் சமுதாயத்திலும் ஆண்டவரை பிறந்து இந்த சமுதாயத்தில் ஒரு விடியலை தாரும் நான் எல்லோரும் ஒரு மக்களாக ஒரு இன ஒன்பது பிள்ளைகளாக எந்த வேறுபாடும் இல்லாமல் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குழப்பங்கள் இல்லாமல் பிரிவினைகள் இல்லாமல் நாங்கள் சமாதானத்தோடு வாழ்வதற்கான சூழ்நிலையை இந்த காலத்திலும் எங்களுக்கு நீர் பிறந்து தர வேண்டுமாய் ஜிபிக்கிறோம் ஆண்டவரை உமது வரவு நல்வரவாகட்டும் நீர் இந்த உலகத்தில் மீண்டும் எங்களுக்குள் பிறந்த எங்கள் வாழ்வை மாற்றி அருளும் இவையெல்லாவற்றில் எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரமாக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உண்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லா கொண்டாடுங்க இந்த பதிவுகளை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் எங்களோடு இணைந்தீர்கள் இந்த பயணத்திலே விசுவாச பயணத்திலே எங்களோடு பயணித்து வாருங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கிறிஸ்மஸ் பெருவிழா ஒரு அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையட்டும் வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க